வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம டஸ்மேஸ்வரி ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போகிற உண்டு விருச்சக ராசிக்கான அக்டோபர் மாத ராசி பலன்கள் சரிங்களா அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோவில் நம்ம திருப்பி திருப்பி இதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு கோடி ஜ நபர்கள் ஒரு ராசியில் பிறண்டிருப்பாங்க அவர்களுக்கு எல்லாமே ஒரே பொது பலனாக சொன்னால் சரியாக இருக்காது புரண்டும் புரண்டார் நாம் எதன் அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம்னா தசா புத்தி அடிப்படையில் உங்களுக்கு என்ன உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி நடக்கணும் குறைந்தபட்ச அறிவாரம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பலன் நல்லா நல்லா இருக்குமா இல்லை வந்துட்டு ஒரு ஓரளவு பொருந்துதா இல்லையான்னு உங்களுக்கு செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா அதுவுமே ஒரு ஐம்பது சதவீதம் தான் மேட்ச் ஆகும் இன்னும் ஒவ்வொரு சுயஜாதகமும் ஒவ்வொரு வகையில் மாறுபட்டு இருக்கும் அதை வந்து நீங்கள் ஜோதிடரிடம் பார்த்து தான் நீங்கள் வந்து இரண்டி பலன்களை முடிவு செய்ய முடியும் சரிங்களா இப்போ வந்து விருச்சக ராசி லக்கணக்காரர்கள் யாருக்கெல்லாம் கேது ராசி கேது புத்தி நடக்குதோ அவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒரே ஒரு சலிப்பாக ஒரு வேலையை இருப்பீங்க ஒரு விரக்தியாக இருக்கும் எதை எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்காது என்னடா நம்ம வாழ்க்கை ஏதோ ஒரு இறநோக்கியே போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே ஒரு வெறுப்பாகவே வந்து ஒரு விஷயம் எதை எடுத்தாலும் அப்படியே இருக்கும் தேவையில்லாத நீங்களே வந்து சோண்டு உக்காந்துக்கிறது ஒரு விஷயத்த பிடிக்காமல் செய்கிறது ஒரு விரக்தியோடு எல்லா விஷயத்தையுமே அணுகிறது அந்த மாதிரி இருக்கும் அதான் கொஞ்சம் தவிர் தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே அப்படி தான் இருக்க போகுது நீங்கள் அதை மாற்றிக்கிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீங்கள் அதை வந்து ஈடுபாட்டோடு செஞ்சு தான் ஆகணும் அதிகமாக யோசிக்கிறது அதிகமாக திங்க் பண்ணுறது அதிகமாக அதை அப்போ இன்னொரு விஷயங்களை பற்றி நினைக்கிறத கொஞ்சம் தவிர்த்து விடுங்க அதுதான் நல்லது அப்போ தான் வந்து நீங்கள் முன்னேறி போக முடியும் அடுத்தது யாருக்கெல்லாம் குரு டசா குரு புக்தி நடக்குதோ அப்போது இந்த காலகட்டங்களில் அவங்க பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வந்து பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மூலியமாகவும் அடுத்தவங்களோட பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுற மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஒரு நல்ல பணம் அப்படிங்கிறது முக்கியம் முக்கியமாக நல்ல அடுத்தவங்க பிரச்சனை பார்த்திங்கன்னா வக்கீல் அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து வக்கீலாக இருந்தீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நல்லா சம்பாதிக்கலாம் இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் வந்து சனி டேசர் சனி புத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி மாறுறது ஒரு வந்து ஒரு கையெழுத்து போடுறது நண்பரோட ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறது ஒரு புரி விஷயம் வந்துட்டு ஸ்டார்ட் அப் நான் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குது அவங்களாம் தாராளமாக பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நோ லாஸ் நோ கெயின் உங்களுக்கு வந்து லாபம் இது கண்டு கண்டிப்பாக வந்து சில இடத்துல வந்து லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல லாஸ் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த கோச்சாரத்தை வச்சுட்டு சரிங்களா அடுத்தது செவ்வா டச செவ்வா புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு பூர்வீக சொத்தோ இல்லை நீங்களே வந்து ஒரு சொத்து வாங்கணும் நீங்களே ஒரு லேண்டு வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் தாராளமாக செய்யுங்க இன்னும் சில பேர் வந்து குழந்தைங்க பேரில் எழுதி போடலாம் குழந்தைங்க பேரில் லேண்டு வாங்கலாம் அப்படின்லாம் எண்ணம் இருக்கும் அவங்களாம் தாராளமாக இந்த காலகட்டங்களில் செய்யலாம் அவங்களுக்கு இது சாதகமான காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் அடுத்தது ராகு ராகு புத்தி எப்போயுமே ஒரு நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க கிளைண்ட்டு கிளைண்ட்ஸுக்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அவங்க அப்படி பண்ணுவோம் கிளைண்ட்ஸ் வரவங்க கிளைண்ட்ஸ்லாம் பண்ணால் நிறைய எதிர்பார்த்து எதிர்பார்த்து வந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களால் அவ்வளோவா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஏன்னா நீங்களே எனர்ஜி குறைவாக இருக்கீங்க அவங்க வந்துட்டு எனர்ஜி அதிகமாக வராங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் தான் கொஞ்சம் எலவேட் ஆகணும் ராகுடச ராகுபதி நடப்பவர்களும் வந்துட்டு வரக்கூடிய கிளைண்ட்ஸை நீங்கள் தான் ரீட்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் வரக்கூடிய நபர்கள்கிட்ட வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து டீல் பண்ணணும் ஏன்னா வந்து அவங்க வந்துட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கத்துற டைப்பு கொஞ்சம் சண்டை போடுற டைப் அப்படியாக கூட வரலாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது அக்டோபர் மாதம் முழுவதும் சரிங்களா யாரெல்லாம் புதன் தசை புதன் பக்தி நடக்குதோ கொஞ்சம் சாதகமற்ற நிலையாக தான் இருக்குது ஏன்னா தேவையில்லாத கெட்ட பேர் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கவே மாட்டீங்க நீங்கள் தான் செஞ்சீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் தான் பேசியிருப்பீங்க இல்லை ஒரு ஒரு சொந்தக்காரங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு ஒரு மருத்துவ செலவு ஏற்பட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கிற நிலமை அப்படியும் ஏற்படலாம் சரிங்களா உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் விரக்தி ஏற்படும் காலகட்டமாக புரண்டச புரண் புக்தி இருப் இருப்பவர்களுக்கு அது இருக்கும் நீங்கள் அடுத்த ஒன்று சுக்கர யாருக்கெல்லாம் இருக்கோ சுக்கர சுக்கர புக்தி நடப்பவர்களுக்கு என்றாலும் தொழில் வழியில் கண்டிப்பாக ஒரு உயர்வு கிடைக்குங்க தொழில் வழியில் எனக்கு இந்த இடம் நீங்கள் பேசலாம் அப்படின்னா தாராளமாக டாலாட்டங்களில் பேசலாம் உங்களுக்கு வந்து சாதகமாக ஒரு விஷயத்தை அவங்க பண்ணி கொடுப்பாங்க எப்பயுமே சுக்கர சுக்கர புக்தி நடக்குது இல்லையா அவங்களுக்கு அடுத்த வந்து சூரிய தசை சூரிய பத்தி யாருக்கு எல்லாமே நடக்குதோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சித்தப்பா வழி உறவு உறவு முறை அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்ந்து செய்கிறது இல்லை அவங்களோட ஹெல்ப்பை நீங்கள் போயிட்டு கேட்குறது இதனால் உங்களுக்கு ஃபேவர் அதிகமாக கிடைப்பதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க சரிங்களா அரசு சம்மந்தப்பட்ட உதவி இல்லை அவங்க மூலயமா வந்து லோன் ப்ராசஸ் பண்ணுறது இல்லை கவர்மெண்ட் வேலை வாங்குறது அப்படின்னா ட்ரை பண்ணிங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஒரு ராசி நட்சத்திரம் எல்லாமே பதிவு பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ப கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நன்றி ஓம் ஜோ ஓம்